என் பெயர் ஓ ஆதித்யா பராச்சரன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையின் பெயர் வெற்றி படிகள் சரி இப்போ அந்த கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரு இந்த பணக்காரர் ஒரு அழகான ஓவியம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு அந்த ஓவியம் வரைகிறதுக்கு ஒரு நல்ல ஓவியரையும் தேடினாரு அதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஓவியரும் கிடைச்சாரு இந்த ஓவியர்கிட்ட இவரோட ஆசையை வெளிப்படுத்தினாரு அந்த ஓவியரும் இவரோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சார் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பணக்காரன் இந்த ஓவியர்கிட்ட இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஓவியத்தை நான் பார்க்க வரேன் அப்படின்னாரு அதுக்கு அந்த ஓவியர் அந்த ஓவியம் இன்னும் முழுசாக முடிவடையலை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவியம் உங்களுக்கு புரியாது அப்படின்னாங்க பரவாயில்ல இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்லி அவர் வீட்டுக்கு போய் அந்த ஓவியத்தை பார்த்தாரு இந்த ஓவியத்தை பார்த்தோன்னே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் எதுவும் சொல்லாமல் அப்படியே போயிட்டாரு அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் போனார் மறுபடியும் போய் பார்த்தாரு அப்போ அப்பையும் அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல ஆனால் எதுவும் சொல்லாமல் அவர் அப்படியே போயிட்டார் அடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ஓவியரை கூப்பிட்டு இங்கே பாரு நீ பண்ணுற ஓவியத்தை நிறுத்து அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் நேரத்தையும் பணத்தையும் நான் தேவையில்லாமல் செலவிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அவரை அவமானப்படுத்திட்டு அந்த பணக்காரர் போயிட்டாரு இப்படியோ ஒரு ரெண்டு ஆண்டும் போயிடுச்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான ஓவியம் அவருக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் அவருக்கு ஒரு செய்தி வந்துச்சு பக்கத்து ஊர்ல ஒரு ஓவிய கண்காட்சி நடக்குதுன்னு இந்த ஓவிய கண்காட்சியாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான ஓவியம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஓவிய கண்காட்சிக்கு போனாரு அந்த பணக்காரர் அந்த ஓவிய கண்காட்சிக்குள்ள நுழைஞ்சோனே ஒரு பெரிய ஓவியம் இருந்துச்சு இந்த ஓவியத்தை பார்த்தோன்னே பத்து நிமிஷம் ஒரு கண் அந்த ஓவியம் மேலே தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஓவியம் இந்த ஓவியத்தை வரைஞ்சவர் யாரு அவரை நான் இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு அந்த பணக்காரர் அந்த ஓவியம் வேற யாரும் இல்லை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் அவமானப்படுத்தி அமைச்சார்ல அதே ஓவியர் தான் அந்த பணக்காரர் கேட்டாரு ஆ நீயா ரெண்டு ஆண்டுல இவ்வளோ அழகா வரைய கத்துக்கிட்டியாரு அதுக்கு அந்த ஓவியர் சிரிச்சுட்டே சொன்னாரு ரெண்டு ஆண்டுகள் எல்லாம் நான் நல்லா வரைய கத்துக்கல நீங்கள் வேணாம்னு சொன்ன அதே ஓவியம் தான் இது நீங்கள் வேணான்னு சொன்னோடனே இந்த ஓவியத்தை தூக்கி போட்டுடலாம் தான் நினச்சேன் அப்போ அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே இந்த ஓவியனை பார்த்து நீ யாருக்காக வரையிட உனக்காக மற்றவர்களுக்காகயா உன்னோட உழைப்பு கனவு முயற்சி அதெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது மற்றவர்களின் கருத்துக்காக உன்னோட வெற்றி பாதையிலேருந்து விலகிறாத அப்படின்னு அந்த ஓவியனை பார்த்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் அந்த ஓ பாதி வரைஞ்சிருந்த ஓவியத்தை நான் முழுசாக வரைஞ்சேன் என்னோட வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த ஓவியம் தான் இது ஓவியம் ஐம்பது ஓவிய கண்காட்சியில் வைக்கப்பட்டு முதல் பரிசும் பெற்றிருக்கு இந்த ஓவியம் எனக்கு சிறந்த பாடத்தை உணர்த்தி இருக்கு வெற்றியின் படிகள் எப்பொழுதும் அவமானங்களும் தோல்விகளும் நிறைந்ததாக தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம முன்னேறி போனாதான் வெற்றி அப்படின்னு ஒரு இன்னுமே நம்மளால் ருசிக்க முடியும்னு இந்த ஓவியம் எனக்கு ஒரு பாடத்தை உணர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்போட திரும்பி சென்றார் அந்த ஓவியர் அந்த ஓவியர் சொன்ன மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் எப்பவுமே வெற்றியின் படிகள் அவமானங்களும் தோல்விகளும் நிறைந்ததாக தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம செஞ்சாதான் வெற்றி அப்படின்னு ஒரு இனிமையை ருசிக்க முடியும்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்